வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் ஒரு பையனருக்கு எப்படி பதக்கம் அளித்து பாராட்டுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்மளுடைய விருப்பத் தேர்வுகளுக்கு போயிட்டு கருவிகள் அப்படிங்கிறதுல விக்கி அன்பு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம் பதக்கம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் விக்கி லவ்னு சொல்கிறாங்க நம்ம அதை விக்கி அன்புன்னு மொழிபெயர்த்திருக்கோம் இப்போது மீண்டும் அந்த பயனருடைய பக்கத்துக்கு சென்று பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அன்பு குறியீடு வந்திருக்கும் நம்ம இதை பழத்தலாம் இப்போ இவருக்கு நான் என்ன பதக்கம் வளர்க்கலாம் இவருக்கு நான் ஒரு சிறப்பு பதக்கம் வளர்க்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய தகவலை கொடுத்துட்டு வாழ்த்து செய்தியை கொடுத்துட்டு குறிப்பாக எந்த பதக்கங்கிறதையும் தேர்ந்தெடுத்துட்டு பதக்கத்தை அளிக்கவும் சொல்லி சொடுக்கலாம் அவருக்கான பதக்கம் வழங்கப்பட்டிருக்கும் மற்ற பயனர்களுக்கு தகுந்த நேரத்தில் அவங்களோட பணிகளை பாராட்டி பதக்கம் வழங்கி ஊக்குவிங்க நன்றி